ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃப்ரேமுக்குள்ளாடி யாராவது வந்துட்டாங்கன்னாலோ இல்லைன்னா நம்ம வச்சிருக்கிற கொடாக்ஸ் ஃப்ரேமுக்குள்ளாடி வந்துட்டாலோ அதை எப்படி சிம்பிளாக ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆச்சு இதுக்குள்ளாடி ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்துடுவோம் ஏதாவது ஒரு இமேஜை எடுத்தால் போதும் ஓகே ஒரு இமேஜ் எடுத்துட்டேன் இப்போ இந்த இமேஜில் இருக்கிற அந்த ரெண்டு சின்ன பிள்ளைங்க இருக்கு பாருங்க இதை வந்து இப்போ எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஏதாவது ஒரு செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க நான் லேஸ்ட் செலெக்ஷன் டூல் எடுத்திருக்கேன் இப்போ இதை வச்சுட்டு மார்க் பண்ணியாச்சு பாருங்க இப்படி ரேண்டமாக மார்க் பண்ணால் போதும் ரேண்டமாக மார்க் பண்ணிவிட்டு ஷார்ட்கட் கே வந்து ஷிஃப்ட்டு எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலம் வரும் இதில் வந்து அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டெய்ன் அவர்னு இருக்கும் சம்டைம் உங்களுக்கு வேறு எதாவது இருந்துச்சுன்னா கண்டெய்ன் அவருக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு கண்டெய்ன் அவர் இருக்கு பாருங்க இதுக்கு மாற்றிடுங்க மாத்திட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு இதுக்கப்புறம் செலெக்ஷனை கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு டி செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த சின்ன இமேஜை கூட எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள் சேம் செட்டு எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணுங்க பாக்ஸ் ஓப்பன் ஆகும் கண்டெய்னரில் இருக்க செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க அவ்வளோதான் இவ்வளோ சிம்பிளாகவே நம்ம தேவையான சப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்புக்கு தேவையான ட்ரிக்ஸு ஸ்டுடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ வந்தாலும் கேளுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ தெளிவாக அடுத்த வீடியோ போட்டுக்கலாம்